ஒரே நாளில் மூணாவது உலகப்போர் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்திருக்கும் நேற்றைய தினத்தில் மூன்றாவது உலகப்போர் அப்படிங்கிறது வந்திருக்கும் ரஷ்யா உக்ரைன் போரில் மிக முக்கியமான ஒரு திருப்பம் அந்த திருப்பம் புட்டின் அவர்களை கொள்வதற்கு அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்கிறாங்க ஃபின்லாண்டில் இருந்த ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்கிறாங்க இல்லை நாங்கள் அவரை கொல்ல ட்ரை பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருந்த உண்மைகள் என்ன இப்போ ரஷ்யா உக்ரைன் போரில் அடுத்ததாக என்ன நடக்கும் முன்னாள் பிரசிடெண்டாக இருந்தவரும் இப்போது செக்யூரிட்டி கவுன்சிலில் ரஷ்யாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் உடனடியாக ஜெலன்ஸ்கி அப்படிங்கிறவரே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே அதனுடைய காரணம் என்ன அதை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் இந்த ஒரு வேர்டை பற்றி நம்ம நிறையவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய உலகத்தில் இந்த நவீன உலகத்தில் நம்ம அதிகமாக பயப்பட வேண்டிய ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஸோ இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸை ஒரு EMP pulses electromagnetic pulse வழியாகவோ இல்லாட்டி இதே மாதிரி இந்த எலக்ட்ரானிக்கை கீழ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சக்தி வைத்து ஒட்டு மொத்தமாக அழிச்சிட்டோம்னா என்ன நடக்கும் நம்ம பயன்படுத்துகிற மொபைல் ஃபோன்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் வர எதுவுமே ஒர்க் ஆகாது மிசைல் சிஸ்டமாக இருக்கட்டும் சேட்டலைட்டாக இருக்கட்டும் இது எதுவுமே ஒர்க் ஆகாது ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டத்துக்கு எல்லாருமே தயாராகிட்டு இருக்காங்க இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் எந்த இடத்துல ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல பாராளுமன்றங்கள் இல்லாட்டி பெரிய பெரிய நீதிமன்றங்கள் இந்த மாதிரியான இடத்துலலாம் இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் அப்படிங்கிறதுல ஒரு லேயர் இல்லை ஒரு மூணு நாலு லேயர் வச்சுருப்பாங்க ஃபஸ்ட் லேயர் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா செகண்ட் லேயர் உடனே ஆக்டிவேட் ஆகணும் தேர்ட் லேயர் உடனே ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான ஒரு பில்டிங் தான் க்ரம்லின் அதாவது நம்ம அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த கிரம்லின்லேயும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் அப்படிங்கிறது பொருத்தப்பட்டிருக்கு இந்த கிரம்லின் அப்படிங்கிறதுல யார் இருப்பாங்க கண்டிப்பாக புட்டின் அவர்கள் வருவாங்க அவங்களுக்கான எல்லா ஆக்டிவிட்டியும் இந்த கிரெம்லின் அப்படிங்கிற இந்த இருந்து தான் எல்லா விதமான சட்டத்திட்டங்களும் ஆர்டர்ஸ் உத்தரவுகள் எல்லாருமே போகுது ஸோ இப்படிப்பட்ட இந்த கிரெம்லின் அப்படிங்கிற இந்த பில்டிங்க்கு மேலே இரண்டு ட்ரோன் அப்படிங்கிறது பறக்குது அப்படி இரண்டு ட்ரோன் பறக்கும்போது அதை எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டத்தினுடைய செகண்ட் லேயர் என்ன செய்யுது அடித்து தூக்குது இல்லைப்பா நீ வர வேண்டாம் இது உன்னுடைய ரேஞ்ச் கிடையாதுன்னு சொன்னோன்னே ஒரு பெரிய பிளாஸ்ட் அப்படிங்கிறது நடக்குது ஸோ இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் ஆக்டிவேட் செய்யப்பட்டதுனால அந்த ட்ரோன் வெடித்து செதறும் போது அந்த பிளாஸ்ட்டை உலக மீடியா எல்லாருமே மிக பரபரப்பாக பார்க்குறாங்க இந்த ரெண்டு ட்ரோனையுமே அனுப்பி விட்டது யார் தான் உக்ரைன் தான் அப்படின்னு சொல்லி உடனடியாக ரஷ்யாவினுடைய ஊடகமான டாஸ்லாம் ரொம்ப பெரிய அளவில் வைரலாக டெலகாஸ்ட் பண்ணுறாங்க நியூஸஸ் அப்படிங்கிறத மேற்கத்திய ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய அளவில் இதை டெலகாஸ்ட் பண்ணலனாலும் மாஸ்கோவில் ஒரு அட்டாக் நடந்துருச்சு அப்படிங்கிறத மட்டும் டெலகாஸ்ட் பண்ணுறாங்க இது கூடவே பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் இப்போ இந்த மாதிரி தான் வழியில் போயிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி அவருடைய சில பல வியூகங்களும் அவங்களுடைய ட்ராவல் பார்த்து அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இந்த ரேடார்ல சிக்கின ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் வழியாக பகிரப்படுகிறது ஏன்னா இந்த யுத்தம் நடக்கும்போது முன்னாள் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் இம்ரான்கான் அவர்கள் ரஷ்யாவில் இருந்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது இப்போது ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தப்படும் போதும் பாகிஸ்தானுடைய இப்போதைய பிரைம் மினிஸ்டர் அது வழியாக பா கிராஸ் பண்ணி போனார் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே கொஞ்சம் வியப்பாக தான் இருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த இரண்டு ட்ரோனையும் என்ன செஞ்சிட்டாங்க ஷூட் பண்ணிட்டாங்க இல்லாட்டி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் அவ்வளோதான் அதை கில் பண்ணிருச்சுன்னு சொல்லலாம் பட் இந்த நேரத்தில் புட்டின் அவர்கள் உண்மையிலேயே இந்த கிரெம்லின் அப்படிங்கிற பில்டிங்கில் தான் இருந்தாரா அப்படின்னு பார்த்தா கிடையாதான் அவர் அவருடைய வீட்டில் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அட்டாக் நடத்தப்படும் போது புட்டின் அவர்கள் உள்ளே இருப்பாங்க அவரை கொன்னுடலான்னு சொல்லி தான் இந்த ட்ரோன் அட்டாக் நடந்தது என்பது தான் ரஷ்யாவினுடைய வாதம் இப்போ இந்த நேரத்தில் ஜெலன்ஸ்கி அவர்கள் எங்கே இருக்கார் அப்படின்னா பின்லாண்ட்ல இருக்கார் ஃபின்லாண்டில் இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒன் டே பிளானாக தான் ஃபின்லாண்டுக்கு போகிறார் இந்த நியூஸ் வெளியில் வந்த உடனே ஃபின்லாண்ட்லேருந்து ஒரு அறிவிப்பு வருது ஜெலன்ஸ்கி அவர்களுடைய இந்த பயணம் மேலும் சில தினங்களுக்கு நீட்டி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் ஸோ ஒன் டே பிளான் கிடையாது இது அடுத்ததாக இன்னொரு ஒரு டே கூட வரலாம் ஏன்னா இப்போது ஜெலன்ஸ்கி அவர்கள் வேற எங்கேயும் ட்ராவல் பண்ணுறது அவ்வளோ சேஃபாக இருக்காது ஆல்ரெடி ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே கோபத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பெரிய நியூஸ் வைரல் ஆகுது ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் ஜெலன்ஸ்கி அவர்களுடைய ஃப்ளைட் இன்று அதிகாலையே டேக் ஆஃப் ஆகுது அப்படி டேக் ஆஃப் ஆகிறது நேராக ஜெர்மனிக்கு பயணத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னும் இப்போ கரண்ட்லியாக இந்த ஜெலன்ஸ்கி அவர்கள் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் வளாகத்தில் இருப்பதாகவும் செய்திகள் வெளியில் வந்துச்சு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் வந்த ஜெலன்ஸ்கி அவர்கள் புட்டின் அவர்களுக்கு எதிராக வார் கிரைமை நாங்கள் இவ்வளோ சேகரிச்சிருக்கோம் இப்போ உடனடியாக நம்ம புட்டினை கைது செய்யாட்டியும் பரவாயில்ல ஃப்யூச்சரில் புட்டின் அவர்கள் நிம்மதியாக வெளியில் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மிகப்பெரிய கோரிக்கையை வச்சுருக்காங்க அப்போ ஜெலன்ஸ்கி அவர்களிடம் கேட்குறாங்க ஏன்பா நீங்கள் க்ரெம்லின் மீது தாக்குதல் நடத்துனீங்க அப்படின்னு சொல்லி அப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்கிறாங்க இந்த தாக்குதலை நாங்கள் நடத்தலை இது ஒரு ஃபால்ஸ் ஃப்ளாக் தாக்குதலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன ஃபால்ஸ் ஃப்ளாக் தாக்குதல் அப்படின்னா அந்த நாடே அவங்களுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நடந்த மாதிரி காண்பித்து இன்னொரு நாடை பழி வாங்குவது ஸோ இதன் அடிப்படையில் பார்க்க போனால் ரஷ்யா அங்கே கிரிம்லின் அப்படிங்கிற அந்த பில்டிங்லாம் இரண்டு ட்ரோன் வந்துச்சுன்னு சொல்கிறாங்கல்ல உடனடியாக ரஷ்யா என்ன செய்கிறாங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டுமே முப்பத்தி ஆறு ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத பறக்க விட்டுருக்காங்க அது எல்லாமே யாருக்கு எதிராக உக்ரைனுக்கு எதிராக கிவ் அப்படிங்கிற அவங்களுடைய தலைநகரத்துக்கு எதிராக ஒடிசா மாகாணம் துறைமுக மாகாணத்துக்கு எதிராக இப்படின்னு சொல்லி சாகித் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ட்ரோன்ஸும் கமிகாஸ் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இன்னைக்கு உக்ரைனுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் ஏவப்பட்டிருக்கு இதில் பல ட்ரோன்ஸை உக்ரைனுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அழித்து விட்டதாகவும் செய்திகள் வெளியாகுது அதுக்கு மத்தியில் தான் முன்னாள் பிரசிடெண்டாக இருந்த ரஷ்யாவினுடைய பிரசிடெண்டாக இருந்த திமித்ரி அவர்கள் என்ன சொல்கிறாங்க பொறுத்தது போதும் இதுக்கு மேலே நம்ம என்ன செய்யக்கூடாது ஜெலன்ஸ்கியை விட்டு வைக்கக்கூடாது அவருடைய ஆட்சி அங்கே இருக்கக்கூடாது அவரே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம்னு சொல்கிறார் இப்போதைய ரஷ்யாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய டெப்யூட்டி ஹெட் தான் இந்த திமித்ரி அவர்கள் ஸோ இந்த ரஷ்யாவில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அடுத்ததாக என்ன செய்யணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடியது ரஷ்யாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் தான் இந்த செக்யூரிட்டி கவுன்சிலினுடைய டெப்யூட்டி ஹெட் திமித்ரி அவர்களே இப்படி ஒரு வார்த்தை சொன்ன பிறகு கண்டிப்பாக ரஷ்யா என்ன செஞ்சுருப்பாங்க திரும்ப அடிக்க ஆரம்பிப்பாங்க அப்படி திரும்ப அடிக்கும்போது ஏன் ஜெலன்ஸ்கி அவர்கள் அதை மறுக்கிறார் என்பது தான் இங்கே கேள்வி நான் சொன்னேன்ல ஒரே நாளில் மூன்றாவது உலகப்போர் வந்துடும் அப்படின்னு பார்த்தா இந்நேரம் வந்திருக்க வேண்டியது ஜெலன்ஸ்கி அவர்கள் ஆமாம் நாங்கள் தான் புட்டின் அவர்களை அழிப்பதற்காக ட்ரோன்ஸை பறக்க விட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார்னா கண்டிப்பாக மூன்றாவது உலகப் போர் வந்திருக்கும் ஏன்னா இவ்வளோ நாள் ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது உக்ரைன் டெரிட்டரியில் மட்டும்தான் நடந்துட்டுருக்கு வெளியில் எங்கேயுமே நடக்கலை சின்ன சின்ன இடங்களில் இந்த பெல்கரோட் அப்படிங்கிற பகுதியாக இருக்கட்டும் இல்லாட்டி மாஸ்கோ தலைநகரத்தில் மிகப்பெரிய தாக்குதல் நடந்ததாக இருக்கட்டும் இது எல்லாமே சின்ன சின்ன தாக்குதல் தான் அதுக்கு உக்ரைன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஃப்ளெட்ஜாக நம்மளால் சொல்லிட முடியாது இன்னைக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருப்பது படி பார்க்க போனால் நாங்க எங்க டெரிட்டரியை மட்டும்தான் பாதுகாப்பதற்காக நாங்க போராடிட்டு இருக்கோமே தவிர ரஷ்யாவை அழிக்கணும் ரஷ்யாவினுடைய புட்டின் அவர்களை கொல்ல வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆம்பிஷன் கிடையாதுன்னு சொல்றாங்க பட் ரஷ்யாவின் சைடில் இருந்து நீங்க இப்படிலாம் சொல்லிட்டு அமெரிக்காவினுடைய உதவியுடன் எக்ஸாக்டா பார்த்துக்கோங்க அமெரிக்காவினுடைய உதவியுடன் இந்த ட்ரோன் இங்கே ஏவப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ரஷ்யா சொல்லியிருக்காங்க அவங்க அதுக்கான பதிலடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு நைட்டு குரூய்ஸ் மிசைல்ஸ் தாக்குதல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல ஊடகங்களும் அவங்களுடைய செய்தியை வெளியிட்டு வருகிறது உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவினுடைய கொடூர தாக்குதல் இன்றிலிருந்து மிக பரவலாக மிக பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இவங்க நேரடியாக நம்ம தலைக்கே குறி வச்சுட்டாங்க இப்படி தலைக்கு குறி வச்சவங்க எப்போ வேணாலும் நம்மளை அழிக்கிறதுக்காக அவங்க என்ன செய்யலாம் அடுத்த படையை அறிவிக்கலாம் இல்லாட்டி அவங்க கவுண்டர் ஒஃபென்சிவ்க்கு மாறலாம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா நினைப்பதால் உக்ரைனை மிகப்பெரிய அளவில் அழிக்க வேண்டும் அப்படிங்கிற திட்டத்துடன் இன்று இரவிலிருந்து ரஷ்யாவினுடைய படைகள் களமிறங்கும் ஆல்ரெடி ஒரு அஞ்சு நாட்களுக்கு முன்னாடியே அவங்களுடைய ஸ்டோம் அசால்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுலாம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோம் இப்போ எகெயின் அங்கே இருக்கக்கூடிய சில பல மெர்சினரிஸுக்கு கொஞ்சம் ரிக்வஸ்ட் அப்படிங்கிறது போயிருக்கு ஜெலன்ஸ்கி அவர்களை கொண்டுடலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இதுக்கு மேலேயும் இனிமேல் என்ன செய்ய வேண்டாம் பெரிய அளவில் யாரையுமே பாதுகாக்க வேண்டாம் இல்லாட்டி ஒரு பெரும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டாம் என்பது தான் அந்த தகவல் இதனால தான் ஃபின்லாண்டில் இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி அவர்கள் நேரடியாக உக்ரைனுக்கு வராமல் அடுத்தா ஜெர்மனி பக்கமாக போய் கொஞ்ச நாள் அப்படியே அந்தந்த நாடுகளுக்கு போய் அவங்க பல விதமான பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திட்டு மறுபடியும் அவர் எங்கே வரலாம் இந்த உக்ரைனுக்குள்ளே வரலாம் அப்படின்னும் சொல்லப்படுது ஸோ உக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு தாக்குதலை நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு என்னைக்கு சொல்கிறாங்களோ இல்லை உலக நாடுகள் அதை என்னைக்கு நம்புதோ அன்னைக்கு மூன்றாவது உலக போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த மூன்றாவது உலக போரில் யார் யார் கூட நிற்பாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ கேள்வி யூகேயில் இருக்கக்கூடிய பிஏஇ e அப்படிங்கிற அந்த நிறுவனம் இந்த பே அப்படிங்கிற இந்த நிறுவனம் தான் யூகேனுடைய மிக முக்கியமான இராணுவ தளவாடங்கள் ஆயுதங்கள் குண்டுகள் எல்லாமே தயாரிக்கக்கூடிய நிறுவனம் அந்த நிறுவனம் உக்ரைன் ரஷ்யா போர் காரணமாக எங்களுடைய ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே மிகப்பெரிய அளவில் உழைத்து கொண்டே இருக்கிறோம் சொல்லப்போனால் எங்களுடைய ஸ்டாக்கை நாங்கள் தேவைக்கு அதிகமாக ஃபில் பண்ணிட்டோம் இனிமேல் வேணும்னா உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களையும் குண்டுகளையும் எங்களால் உற்பத்தி பண்ண முடியும் இதே மாதிரி எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய ஆயுத நிறுவனங்கள் ஆயுத ஃபேக்ட்ரிஸ் அப்படிங்கிறது இரவு பகலாக இயங்கி வருகிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தாக்குதல் நடந்ததுக்கும் அதாவது இப்போ கிரிமலின் மீது இரண்டு ட்ரோன் அட்டாக் நடந்ததுக்கும் அதுக்கு ரஷ்யாவினுடைய பதிலடிக்கும் இந்த யூகேனுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய பிஏஇ e நிறுவனத்துடைய இந்த செய்தி அறிக்கையும் ஒன்றுடன் ஒன்று கனெக்ட் பண்ணி பாருங்கள் இப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அடுத்த யுத்தத்துக்காக ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி குண்டுகள் இல்லை அப்படின்னு சொன்ன அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இருந்து தேவையான குண்டுகளை எங்களுடைய சொந்த சொந்த நாடுகள் அவங்களுடைய ஸ்டாக்கில் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த நாட்டுக்கு உதவுறதுக்கு தயாராகி வருகிறார்கள் ஸோ கவுண்டர் ஒஃபென்சிவ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த கவுண்டர் ஒஃபென்சிவை தடுப்பதற்காக ரஷ்யா எப்படி வேணாலும் செயல்படலாம் ஆனால் உக்ரைனில் நிறைய நாடுகள் அவங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்களுடைய மனித வளங்களை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த நாடுகள் எல்லாமே வார் ஃபேட்டிக் அப்படிங்கிறதுல அடி வாங்கி நிற்கிறாங்க இதுக்கு மேலே உக்ரைனுக்கு உதவ வேண்டாம் நம்ம நாட்டுக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை இருக்குன்னு சொன்னதுனால தான் ஜெலன்ஸ்கி அவர்கள் உடனடியாக பல நாடுகளுக்கும் அவருடைய பயணத்தை மேற்கொள்கிறார் முதல்ல ஃபின்லாண்டுக்கு இந்த பயணத்தை மேற்கொண்டதற்கான காரணம் நேட்டோவில் இப்போ தான் ஃபின்லாண்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க ஃபின்லாண்டினுடைய சப்போர்ட் கண்டிப்பாக யாருக்கு தேவை உக்ரைனுக்கு தேவை ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணியிருக்கிற ஃபின்லாண்டை பாதுகாப்பதற்கும் நாட்டோ படை மிகப்பெரிய அளவில் தீவிரமாக களம் இறங்குவாங்க ஸோ ஃபின்லாண்டினுடைய ரிக்வஸ்ட்டை நாட்டோ படைகள் சீக்கிரமாக செவி சாய்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அது ஜெலன்ஸ்கி அவர்களுக்கும் தெரியும் ஸோ அவருடைய பயணம் இப்போ ஃபின்லாண்ட்லேருந்து அடுத்தா ஜெர்மனி போயிருக்கு இப்போ ஜெர்மனிலேருந்து அடுத்தா எங்கே போக போகிறார் அப்படிங்கிறது கொஞ்சம் சஸ்பென்ஸாக தான் வச்சுருக்காங்க சரிப்பா இவ்வளோ நடந்துருச்சு இதுக்கு மேலேயும் ரஷ்யாவினுடைய படைகள் அடிக்காமல் இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு இரவு பலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸினுடைய தாக்குதல் இருந்தது என்றால் ரஷ்யா எல்லாத்துக்கும் தயாராகிட்டாங்க இல்லை நேரம் வரட்டும் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார் என்றால் இப்படி இந்த ஒரு பிரச்சனையை கொஞ்சமாக திசை திருப்பி விட்டு இதுக்கு பதிலாக நாங்கள் உக்ரைனை அடிக்கிறோன்னு சொல்லி சில பல அடிகளை கொடுத்து மறுபடியும் ரஷ்யா ஓய்வெடுப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஏன் ரஷ்யா ஓய்வெடுக்கணும் அப்படிங்கிற அடுத்த கேள்வி ஃபஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுடைய மனநிலைமை தான் இவ்வளோ நாள் யுத்தம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறனாலையும் பல உலக நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக இருப்பதனாலையும் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுடைய மனநிலைமை இராணுவத்தில் சேரக்கூடிய நபர்களுடைய மனநிலைமை அப்படிங்கிறது நாம் நினைக்கிற மாதிரி ரொம்ப லேஸாக இருக்காது எதுக்கு நம்ம இராணுவத்திட்ட சேரணும் நம்ம எகெயின்ஸ்டாக இருக்கோமா பல உலக நாடுகளுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கோமா இப்படிங்கிற ஒரு மன ஓட்டத்துடனும் இருப்பாங்க இன்னைக்கு ரஷ்யா ரஷ்யாவினுடைய கிரெம்லின் அப்படிங்கிற பில்டிங்க்கு மேலேயே தாக்குதலை நடத்திட்டாங்க இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருக்கக்கூடாதுங்கிற இந்த வார்த்தை இந்த செய்தி அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக மாறும் நம்ம நாட்டை அழிச்சிருவானுங்க புட்டின் செய்கிறது கரெக்டு தான் ஸோ நாமளும் என்ன செய்யணும் இராணுவத்தில் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இங்கே ரஷ்யாவுக்குள்ளே வர்றதுக்கான பல வாய்ப்புகள் இருக்குது அந்த ரெஸ்ட்டில் தேவையான மனிதர்களை ரெக்ரூட் பண்ணி அடுத்த படைக்கு அடுத்த வேவுக்கு ரஷ்யா தயாராகலாம் ஸ்டோம் அசால்ட் யூனிட்டாக இருக்கட்டும் இல்லை ஜார்வோல்ஸாக இருக்கட்டும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய புதிய இராணுவமாக இருக்கட்டும் வேகனார் குரூப்பாக இருக்கட்டும் சேச்சன் ஆர்மியாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே உக்ரைனுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் ஸோ கவுண்டவுன் இப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது என்ன நடக்குது எப்படி நடக்குது அப்படிங்கிறத இன்னும் பல அப்டேட்ஸில் பார்த்துடலாம் இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்